அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவின் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்திக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோங்க அதனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணிட வேணாம் அன்னைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறையாவது சொல்லுங்க வடக்கு பார்த்து உட்காந்து சொல்லுங்க கிருஷ்ணனோட படம் வந்து கிழக்கு பார்த்து இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ நான் கொடுத்துருப்பேன் பிரசாதமாக நைவேத்தியமா நீங்கள் வைக்கிறது பாத்தீங்கன்னா வெண்ணையும் தயிர் சாப்பாடு வச்சீங்கன்னா போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் அதிர்சம் லட்டு சீடை ரொம்ப முக்கியம் முறுக்கு சீடையெல்லாம் வைங்க வச்சு படைச்சு கும்பிடுங்க இப்போ இதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை அன்னைக்கு நீங்கள் சொல்லணுங்க பூ வந்து நூத்தி எட்டு பூ வச்சுக்கோங்க இந்த காயத்ரி மந்திரத்தை அன்னைக்கு உச்சாடனம் பண்ணுங்க இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் தாமோதராய வித்மகே ருக்மி ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் இன்னொரு முறை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் இன்னொரு முறை சொல்றேன் ஓம் தாமோதராய வித்மகே ருக்மணி வல்லபாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை கிருஷ்ணோட காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை அன்னைக்கு சொல்லணும் நீங்க எண்ணிக்கைக்கு ருத்ராட்சம் வைக்கலாம் ஸ்படிக மாலை வச்சுக்கலாம் நீங்க பூக்களில் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி சொல்லும்போது இன்னும் சிறப்பானது அதனால் கிருஷ்ணருடைய படம் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை பூக்கள் எண்ணிக்கோங்க வச்சுக்கிட்டு இதை நீங்கள் சொல்லுங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு நினைவேறணுமோ மனசில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ கட்டாயம் நடக்குங்க நிச்சயம் நடக்கும் அந்த நாள் அதனால் மறந்துடாதீங்க கிருஷ்ண ஜெயந்தியை மிஸ் பண்ணிட வேணாம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு அதோட சிறப்பு அம்சங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்